hello guys welcome to SA Tech Creation நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி எப்படி த்ரீ டி டெக்ஸ்ட்டு பிக்சல் லேப்பில் டிசைன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் த்ரீ டி டெக்ஸ்ட் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிக்சல் லேப்பை ஓப்பன் பண்ணிக்கணும் பிக்சல் லேப் உங்கள்கிட்ட இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் அதை டெலீட் பண்ணிட்டு த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கேலரிக்குள்ளே போயிடும் அப்புறம் மேலே இருக்கிற அந்த மூணு இமேஜோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதில் உள்ள ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு சிக்ஸ்டீன் இஸ்டு நைன் ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதை அப்புறம் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே உள்ளது அப்புறம் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க ப்ளஸ் கொடுத்துட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க கேலரியில் அப்புறம் செகண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க செகண்டாக சில்வர் மாதிரி ஒரு இமேஜ் இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதை உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு ஜூம் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க அப்புறம் திரும்பியும் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் ஃப்ளம் கேலரியை செலக்ட் பண்ணிட்டு தேர்டாக ஒரு இமேஜ் நான் கொடுத்துருப்பேன் ஸ்ப்ளாஷ்னு அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த இமேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு கரெக்டாக நான் வைக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க முடித்தோடனே சைடில் எங்கேயாச்சும் கிளிக் பண்ணுங்கள் அந்த செலெக்ஷன் போயிடும் அப்புறம் நான் வைக்கிற மாதிரி கொஞ்சோண்டு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் திரும்பியும் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நியூ டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணி நடுவில் வச்சுக்கோங்க அப்புறம் அதை டபுள் டேப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எஸ்ஏ டெக் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு அக்யூரேட்டாக வேணும்னா அங்கே கீழே டெக்ஸ்ட் சைஸ் மாதிரி ஒன்று ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸை செலக்ட் பண்ணிக்கோங்க சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணோடனே கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க அப்புறம் ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ மை ஃபாண்ட்டில் போயிட்டு நான் ஒரு ஃபாண்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் செக்டார்னு அந்த ஃபாண்ட் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க ஜிப் ஃபைலாக இருக்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு மை ஃபாண்ட்லேயே ஃபாண்ட் ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த ஃபைலை செட் பண்ணால் உங்கள் ஃபாண்ட் அதில் வந்துடும் நீங்கள் எந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணாலும் ஒரே ஒரு கேப் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதும் அப்புறம் முடிக்கும் போதும் சாரி நான் எஸ்ஏயில் தப்பாக கொடுத்துட்டேன் நான் எஸ்ஏக்கு தனி ஃபாண்ட்டு அப்புறம் டெக்குக்கு தனி ஃபாண்ட்டு கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த மாதிரி எந்த ஃபாண்ட் வேணால் கொடுத்துக்கோங்க ஃபாண்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதே ரோலையே ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்ட்ரோக் வித்து வந்து ஒரு தேர்ட்டி இல்லை ஃபார்ட்டிக்குள்ளே வச்சுக்கோங்க நான் எக்ஸாம்பிளுக்கு தேர்ட்டி ஃபோர்னு கொடுத்துக்கிறேன் அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு எந்த சைஸ் அந்த ஸ்ப்ளாஷ் இமேஜ் வேணுமோ அந்த சைஸுக்கு கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு சைடில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் திரும்பியும் அதே ரோலையே டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கணும் அதை கிளிக் பண்ணிட்டு திரும்பியும் அந்த சில்வர் கலரில் உள்ள இமேஜையே செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இமேஜை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பியும் நீங்கள் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் சென்டராக வச்சுக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டை அதுக்கப்புறம் மேலே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே டிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டிக்கை கிளிக் பண்ணிட்டு அந்த மூணு லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க மூணு லேயரையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே மெர்ஜுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி ஓகேன்னு கொடுத்துக்கோங்க ஓகேன்னு கொடுத்துட்டு ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் எல்லா லேயரும் மெர்ஜ் ஆகிடும் எல்லா லேயரும் மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் கீழே தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு எரேஸ் கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க எரேஸ் கலரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே எனேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டு பென் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எங்கே பிளாக் கலர் இருக்கோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு டிக்குன்னு கொடுத்துக்கோங்க கீழே டிக் கொடுத்தா அந்த கலர் ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கீழே டிக் கொடுத்துக்கோங்க அப்புறம் திரும்பியும் கீழே அதே ரோலையே ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பிளர் ரேடியஸில் எயிட் சைஸை சூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆஃப் செட் எக்ஸில் மைனஸ் செவன் சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆஃப் செட் ஒயில் எயிட் சைஸ் கிளிக் பண்ணிக்கோங்க மைனஸ் எயிட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் அதே ரோலையே எம்ப்ரோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க எம்ப்ரோஸை எனேபிள் பண்ணாலே ஒரு மாதிரி பிளாக் கலர் அந்த மாதிரி வந்துடும் அதை கரெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் சைஸை கரெக்டாக வைக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எந்த இடத்துல உங்களுக்கு அது கரெக்டாக ஃபிட் ஆகுதோ அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க எம்ப்ரோஸ் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி லைட் ஆங்கிளில் ஃபார்ட்டி டிகிரி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே அட்வான்ஸ்டுன்னு இருக்கும் அதில் ஃபஸ்ட்டாக இன்டென்சிட்டியில் ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆம்பியன்ட் லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் சிக்ஸ்டி செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்பெக்குலார் ஹார்டன்ஸ்னு இருக்கும் அதில் ஃபிஃப்டி சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் ஃபிஃப்டி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பிவெல்ல டென் செலக்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக பிவெல்ல கரெக்டாக டென் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துக்கோங்க டிக் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்க வேண்டியது தான் நம்மளோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த மாதிரி த்ரீ டி டெக்ஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம சேனலில் பேனராக வைக்கலாம் நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா நம்ம எதுக்காச்சும் இன்ட்ரோ க்ரியேட் பண்ணோம்னா இந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு எம்ப்ரோஸ் வச்சுட்டு three D text reveal intro நீங்கள் மேக் பண்ணலாம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இருங்க நான் உங்களுக்கு அவுட்புட் இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதான் நமக்கு ஃபைனல் அவுட்புட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேறு பேக்ரவுண்டோட டெக்ஸ்ட் ரிவீல் வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் தென் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்